பேசும்படி பிரத்யமாய் தேவ பிரசனம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் இடைப்படும்படி எல்லார் கண்களை மூடி இருதயத்தில் தேவனை நோக்கி பார்த்து பரலோகம் எனக்காய் பதில் கொடுக்கும்படி பரலோகம் எனக்காய் பேசும்படி பரலோகத்துல நேரெடுக்கப்படுகிற சகல துதிகள் அங்கீகரிக்கப்படும்படி எல்லாரும் வானத்தை பார்த்து நம்ம ஆராதிக்கலாமா Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உமை நஞ்சியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே உமை நஞ்சியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் நல்லவர் நல்லவர் நல்லவர் உண்மையை விட என் மேல அன்பு செலுத்த யாரும் இல்லை உண்மையை விட என்னை போஷிக்க யாரும் இல்லை உங்களை விட என்னை அரவணைக்க யாரும் இல்லை தேவைகளை சந்திக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே உங்களை விட என்னை காப்பாற்ற யாரும் இல்லப்பா உங்களை விட என் நம்பிக்கை யாரும் இல்லை சொல்ல வாய்கள் எட்டாவது தகப்பனே உண்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா உங்க சட்டைகளின் நிழலில் வந்தவர்களுக்கு நிறைவான பலனை தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உண்மை போல நேசிக்க யாரும் இல்லை உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லை உண்மை போல பேச்ச யாரும் இல்லாதவர்கள் 江。 இருக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே உமக்காக எனக்கு விரோதமா எழுப்புகிறவர்களை நான் அப்பா மன்னித்து நேசிக்கிறேன் ஆண்டவரே உமக்காக என் சகோதரனிடத்துல பகையா இருந்தா என் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்கிறதில்லை என்னை எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்க என் கூட பிறந்தவங்களிடத்தில் நான் விரோதமா இருந்தால் என் ஜபம் கத்தருக்கு அருவறுப்பானது வேதம் சொல்லுங்க ஆண்டவரே அதற்காக உமக்காக எல்லாரையும் மன்னிக்க வாயை திறந்து சொல்லுங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க எனக்கு யார் மேலையும் கசப்பு வேண்டாம் ஆண்டவரே யார் மேலே எனக்கு வெறுப்பு வேண்டாம் ஆண்டவரே யார் மேலே எனக்கு விரோதம் வேண்டாம் ஆண்டவரே யார் மேலே கால் உணர்ச்சி வேண்டாம்ப்பா யாரை பார்த்தாலும் என் முக நாடி வேறுபடக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே பாவம் என்னுடைய வாசற்படியில் இருக்கக்கூடாது ஆண்டவரே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்ட ஆண்டவரே மனதம்மையா மாயுமை ஆராதிக்க வருகிறேன் ஆண்டவரே எனக்கு தெரியுமா உங்களுக்காக மட்டும்தான் மக்காக மட்டும்தான் நீங்க எனக்கு வேணும் நீங்க எனக்கு வேணும் சொல்ல முடியுமா நீங்க எனக்கு வேணும் நீ கத்தருக்கு முழு துதி பலிகளை நான் ஏறெடுத்தேன் என் உதவிகளின் காளையாக ஸ்தோத்திர பலியை முழு பலத்தோடு உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று ஆட்சிடுகிறேன் நாங்கள் கத்தாவுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் உடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரேன் உடைய வார்த்தை பல நீங்கள் ஊன்களில கணுக்களில் அணுக்களில் செல்களில பாயட்டும் ஐயா எதற்காய் வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை பிடித்துக்கொண்டு முடித்தல மாற்றியா தரிசனம் தொடர்ந்து இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே